வணக்கம் நண்பர்களே நான் பேசுகிறது கேட்குதா hi hi hi hi oh nice eighteen people are வாட்சிங் அருமை நான் பேசுகிறது கிளியரா இருக்கா கொண்டு சிவா கொண்டு சிவா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து வெரி ஹாப்பி நிறைய பேர் வந்திருக்கீங்க ஒரு நிமிஷம் ஜீரோ ஒன் தான் ஃபோன் பண்ணுறான் என்னென்னு கேப் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது டெஸ்ட் ட்ரீமு அதனால் இப்போ உங்கள் எல்லாரையும் வச்சு சில விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் வேறு வேறு மெத்தடில் தான் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ டிஸ்கார்டை வந்து பிஎஸ் ஃபைவ்ல இணைக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அதனால் அது எப்படி என்ன ஏது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் ஸோ டிஸ்கார்டு சர்வரில் இருக்க ஆடியோ எப்படி இணைக்கிறதுன்ற பார்ப்போமா பிரான்ச் எப்படி என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலையே ம் இருங்க இருங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் இருங்க இருங்க இருங்க என்ன சொல்கிறானுங்க ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு பிஎஸ் ஃபோரோட இணைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதான் நானும் என்னது பிஎஸ் பண்ண முடியாது ஃபைல தான் எப்படி பண்றது அதுக்கு ஏதோ ஒரு அது இந்த ஆக்டிவிட்டின்னு இருக்கும் தெரியுமா டிஸ்கார்ல ஆமா எதுல போனதுக்கு தான் இருங்க நான் தான் எப்படின்னு பாரு அதுக்குள்ள சரி ஒரு ஃபர்ஸ்ட் மிஷன் போலாமான்னு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் மிஷன் போக முடியுமான்னு தெரியலையே ஆப்ஷன்ஸ் விட்டு இடத்துல இருந்து எதுல நம்ம டிஸ்கார்ட்லயா அவங்க யூஸ் உங்க யூசர் செட்டிங்ஸ் வைக்கோங்க எதுல என்னோட பிஎஸ் ஃபைலையா ஆமா பிஎஸ் ஃபைல டிஸ்கார்ட் இருக்கா அதெல்லாம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் முன்னாடி இதுல இருந்து இப்ப எப்படி இன்க்ளூட் பண்றது இது ஒன்று பண்ணி இன்க்ளூட் பண்ணுமே கார்டு கனெக்ஷன்ஸ் அதுல ப்ளே ஸ்டேஷன் இருக்குல்ல நெட்வொர்க் ப்ளே ஸ்டேஷன் நெட்வொர்க் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணியாச்சுப்பா ஏற்கனவே அதெல்லாம் பண்ணினாலே லிங்க் வருமே ஆக்டிவிட்டி சரி இது எதுக்கு இன்னொரு தடவை பார்த்துருவோமா ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படியே இந்த டெஸ்ட் டீமில் சரி பண்ணிட்டேன் இனிமேல் ரெகுலராக வரலாம்ல அதுக்கு தான் இந்த டெஸ்ட் டீமு அதனால் இதில் லைவ் வந்து தான் அதை பண்ண முடியும் வராமல் பண்ண முடியாது அதனால் சரி செட்டிங்ஸு ஹோம் ஓகே இருங்க இருங்க இருங்க செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டேன் செட் செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணோம் யூசர் யூசர் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குல்ல யூசர் கைடுன்னு இருக்குது யூசர் செட்டிங்ஸ் நான் நீங்க PS ஃபைலையா இல்ல இல்ல உங்க டிஸ்கார்ட்ல டிஸ்கார்ட்ல எங்க இருக்குடா யூசர் செட்டிங்ஸ் இருக்கு இருக்கு இருக்கு யூசர் செட்டிங்ஸ்ல கனெக்ஷன்ஸ் ஒன்னு இருக்கா இரு இரு அப்படியே மேலயா கீழயா அப்படியே சைடுல இருக்கும் பாருங்க கனெக்ஷன்ஸ்ல டிவைசஸ் அடுத்து டிவைசஸ் அடுத்து profiles privacy and safety authorise app devices connections கண்டிப்பா இருக்கு அப்பியரன்ஸ் அக்சசபிலிட்டி மேலேயே வருமா டிவைசஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு ஆ கனெக்ஷன்ஸ் போய்க்கங்க ப்ளே ஸ்டேஷன் நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு கனெக்ட் ஆயிருக்கா ஆமா உங்க உங்க நெட்வொர்க் உங்க பேர் வந்திருக்கா ஆமா ஆமா இப்போ எப்படி இதுக்குள்ள கொண்டு வர்றது அதான் என் கேள்வியே ஃபோனில் இருந்து பண்ணுமா இல்லை ஏதோ நான் அன்றைக்கி பார்த்தேன்டா ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு ஒன்று பார்த்தேன் இரு ஆமாம் பிசியில் இருக்கேன் ஏதோ ஒன்றில் போயிட்டு பண்ணலான்னு தெரியும் ஆனால் எப்படின்னு ஞாபகம் இல்லையே இரு இரு இரு ஆ ஐயா கேக்குதுங்களா கேக்குது கேக்குது கேக்குது ஐயா நான் இங்க மெட்ராஸ்ல தாங்க ஐயா இருக்கேன் சரி மணி நான் ஃபோன் ஃபோன் போதெல்லாம் எடுக்காத அப்புறம் நான் பிஸி அனுப்புறேன் அடி பைத்தியக்கார பையில இரு டேய் ஆமாண்டா லைவ்ல இருக்குடா ஒரு நிமிஷம் இரு மணி பாஸ் டேய் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு என் கேள்வின்னா இதுல எப்படி கனெக்ட் பண்றது இப்ப போன்ல எப்படி வர வைக்கிறது பிசி டேய் இந்த ஆடியோ எப்படிடா பிளே ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வரது யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்க கருமம் ஒன்றும் புரிய மாட்டேன் நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு கீழே இந்த கால் கனெக்டட் இருக்குல்ல வாய்ஸ் கனெக்ட் இருக்குல்ல எதுல இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல இதுல ரெக்கார்டிங்ல ஆமா ஆமா அதுல ஏதாவது அதுல ஏதாவது இருக்கா ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ளே ஸ்டேஷன் ஆ இருக்குப்பா இருக்குப்பா ஓகே ஓகே அதுதான் இதை தான் நான் கேட்குறேன் ட்ரான்ஸ்ஃபர் வாய்ஸ் ஆ இரு இரு கொடுத்துறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன் ம் ட்ரான்ஸ்ஃபரிங் டு பிஎஸ் ஆ வந்துருச்சா வந்துருச்சு ஆ கேட்குதாப்பா எல்லாருக்கும் ஜீரோ ஒன்று பேசு ஆ ஜீரோ ஒன்று இப்போ எல்லாரும் மணி பேசு மணி பேசு இப்போ கேட்க பாருங்க ஆ அருமையாக இருக்குடா அது சூப்பராக இருக்குது அப்படியே வாய்ஸ் உள்ள கனெக்ட் ஆகிடுச்சு ஆ நீங்கள்லாம் பேசுங்கப்பா ஆ டோபிலாம் வர சொல்லுங்கப்பா டோபி கக்காஷிலாம் வந்து இந்த சர்வ் இதில் உட்காந்துட்டு போதண்டா ஜீரோ ஒன்று இனிமேல் கேமில் வருவீங்கடா இது எப்படி எனக்கு மட்டும் தான் எப்படி சொல்ற இது வேணா இப்படி எல்லாம் இருக்கு இரு ஏன் கனெக்ட் ஆயிருக்குல்ல வராதான் அப்படி கேட்டா ஏன் வராது ஐயோ சரி இப்போ ஸ்பீக் பழையபடி ஸ்பீக்கர் போட்டால் கேட்குதா அப்போ என்னடா இது ஒரு டெஸ்ட்ரீம் போட்டு ரொம்ப சே யாருக்குமே கேட்கலாம்ப்பா இதுக்கு எதுக்கு இந்த வாய்ஸ் அப்படியே அதில் எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் தானே இருக்கும்டா அதுக்காண்ட எல்லாருமாடா வச்சுக்க முடியும் இப்ப ஆ இப்போ பேசுங்க ஹலோ ம் பேசுற கேக்குது கேக்குது கேக்குதா ஓகே ஆ சரி ஓகே ஆ இப்போ வந்து என்னென்னா நம்ம ஒரு நாசி யூ போட்டில் இருக்கோம் இந்த கேம் வந்து ஆல்ரெடி உல்ஃபன்ஸ்டின் பழைய பாட்டு செகண்ட் பாட்டு ஆக்சுவலாக அது பேசிக்கலாக இந்த கேம் எப்படிப்பட்ட கேம்னா நம்மலாம் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரியில் இருக்கோம் இந்த கேமில் எல்லா ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரியில் இருக்கனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இதெல்லாம் கா கேமோட கான்செப்ட் ஆர்ட் இந்த கான்செப்ட் ஆர்ட் பேஸ் பண்ணி தான் அந்த கேம்லாம் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணோம் கேம் உள்ளே விளையாண்டு விளையாண்டு ஒரு நாசி யூ போட் எடுத்துகிட்டு நாசிஸ்க்கு எதிராகவே போராடிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன ரெபல் குரூப் நம்ம சேர்ந்த குரூப் அவங்க ஸோ இப்போ வந்து இந்த ஷிப்புக்குள்ளே வந்து நம்மளோட ஒய்ஃபை தேடி போய்கிட்டு இருக்கோம் அதாவது கேரக்டரோட ஒய்ஃபு எதுங்க ம் ம் கேரக்டரோட ஆமாம் இருந்தாலும் அது நான் எனக்கும் தெரியல எங்கே இருக்காங்கன்ட்டு எங்கே போகணுன்னே தெரில ஃபைண்ட் ஆனியா ஆனியா எங்கே என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கணும் who will lead us now i think maybe wyatt will interim leadership அதுதான் அந்த அம்மாவோட ஸ்டேஷனு எங்கே இருக்காங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப நேரம் சும்மா எதுவுமே பண்ணாமே வேறு நேரத்தை கிடச்சிட்டோம் ஆனால் ஜான்விக் படம் பார்த்துருக்கீங்கள ஜான்விக் படத்தை படத்தில் இருக்க மாதிரி ஒரு கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கேம் இருந்தால் அது அது இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த இந்த கேம் வந்து வடிவமைச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக ஐயோ எங்கே இருக்கானாலும் தெரியலையே வாய்ஸ் கொடுங்களா வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன் மணி மணி ஒரு பைத்திய அவர் டோபி லைவ் போறேன்றாரு இது இது முடிச்சிட்டு வந்துடுறோம்ப்பா இப்போ கொஞ்ச நேரம் இப்போ முடிச்சிடுறோம்ல இப்போ க்ளோஸ் பண்ணிடுவா நான் லைவை இல்லை நீங்கள் இப்போ ரொம்ப நேரம் விளாட ஒரு மிஷன் முடிய இல்லை இல்லை முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு ம் Oh, William. என்னது ஐயா ஐயா கேக்குறீங்களா நான் பேசுறது ஆ ஆ ஆ ஆ, கேட்குது கேட்குது இருக்காங்களா I found Caroline's notes on the American resistance cell in New York City. I know their exact location. Go talk to Wyatt for me. I asked him to do something, and he wouldn't come out of his room. We have to gather everyone. to next get ready dabba for என்னடா அது அடுத்து அடுத்தங்க ஒரு நிமிஷம் ஆ சரி சரி ஓகே இருங்க இந்த ஒரு இதை மட்டும் எப்படியோ மிஷனுக்குள்ளே மட்டும் போயிட்டு ஒரு சேவ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு மெட்ராஸ் இருக்குங்க காலையிலே வந்தேன் படம் பார்த்தேன் போனேன் இந்த கேமோட இந்த கேமோட ஓப்பனிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் பேசிக்காக போன பாட்டில் வந்து நம்ம ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பியிருப்போம் கால் வேலை செய்யாது ரெண்டு காலம் எடுத்த உடனே ஃபஸ்ட் பர்சன் வியூவில் வீல் சேரை வச்சு ஃபைட் பண்ணுவோம் அதான் ஃபைட் ஃபஸ்ட் இதுவே பட் அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன் ஸோ வெறும் ஒரு இது டெமோன்றனால ஒரு சும்மா டெஸ்ட் கேம் பிள்ளைங்கிறதுனால இது பாருங்க இது சம மிஷன் ஆக்சுவலாக இது Said, I assume the high altitude means the radiation is at tolerable levels. However, மணி we can't ஆசிரமா simply கூடவா fly in there in our இல்லையே Nazi helicopters அவர் because எங்க we're gonna பிஸியா be shot இருக்காரு down. இன்னைக்கு Can we reestablish contact, let them know that we're coming? I have looked, but I couldn't find any means of contacting them in Caroline's notes. We'll have to approach from ground level. ஐயா டோபி ஐயா Ourselves இருக்கீங்களா face to face. Ground level, I mean, the whole city is saturated by fallout from the Nazi atom bomb. lethal levels of radiation. Toby hmm. hmm. இப்போ நான் முடிச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடும் அப்புறம் நீங்கள் போங்க லைவுக்கு ஓகே நீங்க எங்க அவர் இப்ப கால் பண்ணி உடனே லைவ் வாங்கணும் வாங்க அப்படின்னாரு அதான் சொன்ன அவரு ஆசிரமா போயிட்டு இருக்காப்ல அப்படின்னு டெய்லி ஒரே மாதிரி ஒருத்தன் காட்டுக்குள்ள குதிரை எடுத்துட்டு போறதே காட்டுறீங்க அதான் நான் கொஞ்சம் வித்தியாசமா நாசிக்கெல்லாம் கொல்றத காட்டலான்னு பாருங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பாருங்க நாசி இங்க எல்லாம் பண்ண பண்ணிருக்கானுங்கன்ட்டு கதையில படி இன்னும் கால்லாம் வேலை செய்யல ஒரு சூட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல அந்த சூட்னாலதான் ஒர்க் ஆகுது எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வைக்க முடியல பார்ப்போம் நான் பெட்ரோல் போனீங்களா இல்லையே போகணும்னு தான் பார்த்தேன் ஏப்பா ஜீரோ என்ன என்ன இன்னும் பட்டி கேட்டானா மங்காத்தா எக்ஸிட் எப்படி எக்ஸிட் பண்றது சம்திங் ஓ இல்லனா ரொம்ப நாள் சென்னை போனாரே சரி மெட்ரோல போனீங்களான்னு கேட்டேன் should be possible to blow that hatch open from the inside நாளைக்கு தான் போறோம் ஹலோ எஸ்விகே டீம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருத்தர் ம் 600 ரூபாய்க்கு பாப்கார்ன் சாப்பிட்டுருக்கீங்களே ப்ரோ ஐயா ஆமாங்க ஆசிரமா ஐயா கேளுங்களேன் தெரியாதனமா போயிட்டு ஒரு பாப்கார்னு ஒரு கோக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினங்க ஐயா அப்புறம் கிங் ஆயிருவீங்க இல்லையா கிங் ஆயிருவீங்க இவங்களுக்கு இவ்வளவு முப்பத்தி மூணு பேர் பாக்குறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாத்தாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபைட் சீக்வன்ஸை காட்டலான்னு பாக்குறேங்க அடுத்த கட்டத்துக்கே போய் தொலைய மாட்டாங்கிறான் அந்த புண்டை பிஜே பிளாஸ்க் வச்சு இங்கேயே மாட்டிக்கிட்டு முப்பத்தி மூணு பேரா பேரா பேர் பாப்பானுங்களே ஓ இப்படி நீங்க குதிரை அதுக்கே கலெக்ஷன் நிறையா நல்லா ஏகப்பட்ட பேர் வந்து பார்ப்பாங்க கூடும் என்னென்னமோ சுடுறாரு ஒன்றும் ஆகலையே டைமிங் நியூயார்க் சிட்டியை பாருங்க எப்படி ஆக்கிட்டாங்கன்ட்டு post apocalyptic New York city my head. Whoa. But I'm Cap. Hey, watch out for the Nazi search parties is what I was going to say. அப்பாப்லெப்ஸ்ன்றது அது இதுதானண்ணா அழிவு தானே அழிவாகிறது தானே சொல்லுவாங்க ஒரு ஏதாவது ஒரு இயற்கை எழுதுவோ இல்லை எண்ட் ஆஃப் வேர்ல்டு போலதான் எதையாவது ஒரு இதில் அழியிறது மாதிரி அதுக்கப்புறம் வந்து உலகம் எப்படி இருக்கும் அழிச்சதுக்கப்புறம் உலகம் எப்படி இருக்கும் அப்பாடா மயிறு மாதிரி இருக்கும் அங்க பாருங்க டெட் பூல் ஏதோ போட்டுக்கறாப்ல ஆனா ஈரமா மாதிரி இருக்கும் அதே அதேதான் ஐயா ஏதோ கேட்டுக்கறாங்க பாருங்க ஐயா என்ன சொல்றாங்க இரநூத்தி இருபது ரூபா டொனேட் பண்ணிருக்காங்க ஹாய் ஆசிரமா who has seen the most movies in SPK answer அப்படியா ஒரே நிமிஷம் என்ன புரியல எனக்கு என்ன என்ன கேள்வி இது யாரு வந்து நிறைய படம் பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காரா ஆச்சிராமா தான் ரெண்டாவது வந்து டோவிக் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்லை நானும் அவ்வளோ பார்க்க மாட்டேன் எனக்கே வந்து மேக்சிமம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஆச்சிரமா தான் இங்கிலீஷ் மூவிஸா எல்லாமே அதாவது கொரியன் மூவிஸு இங்கிலீஷ் மூவிஸு ஏன் இந்த கேம் இருக்குல்ல ஆர்டிஆர் இருக்குல்ல ஆர்பியா தான் ஹாய் சொல்றாங்க ஆசிராமா ஐயா ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் இங்க வந்தோமோ கழுது எந்த சைடு போறது இங்க இருக்கோம் ஓ இப்படி ஐயா உங்க புது கேமுக்கு இது கொஞ்சம் நல்லா தாங்கயா இருக்கு சொல்ல போனா இதுதான் வெயிட் பண்ணுங்க வந்ததுக்கு ஒரு நல்ல அருமையான சண்டையை போட்டு கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆ நீங்க பேசுறதெல்லாம் கேக்குது இல்ல அது இல்ல கேமிங் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆ கேக்குது ஓகே இதுல வரலையா என்ன கொரியன் மூவி சொல்ல சொல்றாங்க அது என்ன பொதுவா கொரியன் மூவி மணி என்ன கலெக்ஷன் பண்ணிட்டீங்களா டெய்லியும் வந்து கலெக்ஷன் கலெக்ஷன் இருக்கு நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்றேன் ஒரு டோபி தேவையில்லாமல் என் மேல அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு நான் வட்டி கூடுறேன்னு நினச்சிக்கிட்டாங்க ஐயா கைகள் மறைஞ்சின்றாலும் நீ வாழ்ற வட்டி மறைஞ்சு நிற்காது ஐயா ஏங்க பேசுறீங்க ஐயா நேத்து எங்க இருக்கேன் நேத்து மூணு மூணு நாட்டுக்கோழி வாங்கிட்டு போனேன் நாட்டுக்கோழி செஞ்சு வளர்ற வளர்க்கறதுக்கு நேத்து நைட்டு விட்டுட்டு அதை வாங்கி வீட்டுல விட்டுட்டு ஒரு கோழி கூட ஒன்று வாங்கி போட்டுட்டு தான் நான் மெட்ராஸுக்கே பஸ் ஏறணும் ஏன் கோழி குஞ்சை மட்டும் வாங்கினீங்க சாரி இருங்க இருங்க இருங்க இருங்க சரி நான் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஐயோ உங்களுக்கு பொண்ணு பார்க்க இதை கேட்டது எனக்கு எனக்கு நீங்க பொண்ணு பாப்பீங்களா சரவண போவாங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் ஐயா நீங்க இப்பெல்லாம் பேசுறத பார்த்து நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க பணம் வெளியே தலைகிறோம் போல நீங்க என்ன ஐயா அதாங்கய்யா ஐயா ஐயா இப்ப பணம் வெறி குடிச்சு அலைகிறான்னு நினைச்சுக்க ஐயா ஏற்கனவே கவு நான் ஏ மணி நீ நாடாரா ஐயா பணவெறி பிடிச்ச அலையறன்றிய parang yun. Ito. Haya. Oh. Wait, take care. Tapi, tapi memang ada yang mau kontak, tapi nggak lebay karena mah, mikir eh. lah, udah சரி என்ன நேர்ல போய் பாத்தீங்கன்னா இல்லையா ஆசிரமாவை ஆசிரமா பாக்குறீங்க மதியம் இங்கிருங்க காலையில பத்து மணிக்கு போன் அடிக்கிறேன் மதியம் ரெண்டே காலுக்கு மிஸ்டு கால் கொடுத்துட்டாரு திரும்ப போன் அடிக்கிறேன் வைடா அரை மணி நேரத்துல கூப்பிடுறாரு அரை மணி நேரம் சரி அவர் கூப்பிடுறது நீங்க போகல ஐயா எனக்கு தான் உங்களுக்கு பஸ் ஏற தெரியாதுங்களா உங்களுக்கு தெரியாதா லைவ்ல இதெல்லாம் நான் சொல்லணுமா கார் இருக்கு வண்டி இருக்கு போடுதுன்னு போனீங்க எந்த அவ்வளோ தூரம் போனீங்க இப்போ ரூட்டு சொன்னாப்லன்னா போகலாம் நம்ம என்ஒய்கே பிபிஎன் குரோ இருக்கார்ல என்ஒய் ஆ அவர் அப்போ தான் பார்க்க போகிறேன் ம் புளித்தி தான் புளித்தி தான் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க மணி ஐயோ நீங்க முட்டையை பற்றி நீங்க பேசாதீங்க ஐயா ஐயா நான் என்னங்கய்யா பண்றது நீங்க பாருங்க நேற்று நைட்டே பஸ் இருப்பேங்கய்யா நாசினால குஞ்சில மட்டும் தான் சுடுவேன் நாஜிக்கல் ஹிட்லர் ரூம்பு காட்டி வாழ்றாங்க ஆள பிடிக்கல கல்யாணத்துக்கே வந்து அவர் வந்து அந்த கையை தூக்கிட்டு ஹிட்லர் மாதிரி தான் எல்லாம் வாழ்த்தாரு அது உறுதிமொழி வாசிக்கிறது சும்மா ஒரு நக்கல் பண்ணாது மேப் ஒரு அது ஒரு கணக்குங்க இப்ப நீங்க ஆர்டிஆர்ல போவீங்கல்ல அந்த மாதிரி தான் அவருக்கு மனப்பாடமா வச்சிருக்காரு மனப்பாடம்லாம் இல்ல போற போக்கில் அப்படியே கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கிட்டே போறது தான் மணினா மணினா பிராய்லர் கோழி நல்லதா நாட்டு கோழி நல்லதா பிராய்லர் கோழி நல்லதான்னா ரொம்ப சோகிரமா இருக்கப்பதான் இதெல்லாம் கேட்கணுமா நீங்க அதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம் என்ன என்ன சொல்லுங்க சரி நான் முடிச்சுக்கலாமா அப்ப சரி பாருங்க சரி சீக்கிரம் கிளம்பியா எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குங்க பாரு பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் நம்மளே பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நாச்சி கொஞ்சம் சுட்டுட்டு போயிடுறேன் ஆ கன் என்னது இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் கன்ஸ் மாதிரி இது ஒன்றும் ஓகே இன்னும் லான்ச் பண்ணல மற்றல கொடுத்து அடிச்சது ஜான் விக் மோட் என்னங்க மணிக்கு காஜினான்னு கேளுங்க தெரியும் லாஞ்சினான்னு தெரியும் Marina did you watch PS2 if you did uh, watch the movie? மூவியா மூவி நல்லா தாங்க இருக்கு நல்லா தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பாரம்பரியத்தையும் போட்டு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு கதை நிறைய படங்கள் வரணும் நிறைய படங்கள் தேவையெல்லாம் பேசி மாட்டிக்காத மணி தேவையெல்லாம் பேசி மாட்டிக்காத படம் வந்து ஏற்கனவே நம்ம கட்டமைச்சு இந்த மேலே ப்ராட்காஸ்ட் அலாம்னு போட்டிருக்குல்ல அங்கே தான் மெயின் மெயின் ஆள் இருப்பான் அவங்களோட ஒரு கமாண்டர் இருப்பான் அவனை கரெக்டாக போட்டோன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் இவங்க இவங்களாம் வரது நின்றுவாங்க அதுதான் அவன் இருக்க டிஸ்டன்ஸு சரி நண்பர்களே நான் அப்படியே கிளம்புறேன் இந்த நாசிக்கலை இந்த ரெண்டு நாய்களை மட்டும் சுட்டு அப்படியே போயிடுறேன் நாசி நாய் இருபா போதும் போதும் போதும் வா ரொம்ப தூரத்துலேருந்து விளையாட்டு காட்டினேங்கிறான் போதும் யாரை வேண்டாம் சொல்கிறது பின்னாடிலேருந்து சரி சரி ஓகே போதும் தொடர்ந்து விளாடுவோம் இதே புல்பென் சீன் வந்து இன்னும் தெளிவான இருறான் தெளிவான கேம் பிளே வந்து ஒரு நாள் சேர்ந்து பிளான் பண்ணி போடுவோம் டிஸ்கார்டு எப்படி இன்க்ளூட் பண்ணி அவங்க ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் வழி இருக்கணும் அந்த வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டு வரேன் அதோட அடுத்து தொடர்ந்து யாரும் போயிடாதீங்க அப்படி நாற்பத்தொம்பது பேர் அப்படியே வெயிட் தருங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போ மங்காத்தாமணியும் டோபியும் மங்காத்தாமணி மங்காத்தாமணியும் கணக்கிறான் பைத்தியக்கார புண்டை டோபியும் மகாத்தமணியும் இப்போ வந்து ஆமாம் டோபி மகாத்தமணி இப்போ லைவ் வர அவங்களோட என்ன கேம் டோபி ஆர்டிஆர் டூ தானே ஆமாம் ஆர்டிஆர் டூவில் வருவாங்க ஆமாம் அது மாதிரி இன்னொரு விஷயம் எல்லா லைவையும் பார்த்துட்டு அடுத்து வந்து எபிசோடு கேட்காதவங்க ஒழுங்கு மரியாதை போய் கேட்டுருங்க சரியா நன்றி வணக்கம் தொடர்ந்து விளாடுவோம் நன்றி பாய் பாய் பாய் அனைவருக்கும் பாய்